வணக்கம் நான் சௌந்தர்யா ஈஸ்வரன் இளம் இலக்கியவியல் மூன்றாம் ஆண்டு சமன் செய்து சீர்தூக்கி நாங்கே கோல் போன்று அவன் செய்ய வீற்றிருக்கும் என் அழகு தலைமைக்கும் இன்று ஏடு தூக்கி நாளை நாடாள காத்திருக்கும் இளைய சமுதாயத்திற்கும் முதற்கண் வணக்கம் இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சியங்களை நோக்கியே என்பது எனது பேச்சு அன்றைய காலகட்டத்தில் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடந்தது அப்பொழுது கோவலனின் வயது பதினாறு கண்ணகியின் வயது பனிரெண்டு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் தங்களுக்கென்று வசதி வாய்ப்பு என்று ஏற்படுத்திய பிறகே திருமணத்தை சாடுகிறார்கள் சிலருக்கு முப்பது அகவையிலும் சிலருக்கு முப்பத்தி மூன்று அகவையிலும் சிலருக்கு லட்சியங்களை நிறைவேற்றுவதிலேயே தனது திருமண அகவை முடிந்து விடுகிறது இளைஞர்கள் அனைவரும் லட்சங்களை தேடுகிறார்கள் லட்சியத்தை நிறைவேற்றவே லட்சங்களை தேடுகிறார்கள் உதாரணமாக அப்துல் கலாம் ஆபிரகாம் லிங்கன் மாற்றுத்திறனாளி மாரியப்பன் அவர்களை எடுத்துக்கொள்வோம் அப்துல் கலாமை எடுத்துக்கொண்டால் ராமேஸ்வரத்தில் மீனவ குடும்பத்தில் பிறந்து வீடு வீடாக சென்று செய்தித்தாள் போட்டு தனது தந்தைக்கும் வருமானத்தை அழுது அளித்துவிட்டு தானும் கல்வி கற்றார் இன்று விண்வெளி வீரராகவும் சாதனை படைத்துள்ளார் ஆப்ரஹாம் லிங்கனை எடுத்துக்கொள்வோம் ஒரு செருப்பு தைக்கும் கூலி தொழிலாளியின் மகன் ஆப்ரஹாம் லிங்கன் ஆரம்ப சூழ்நிலையில் கல்வி கற்க முடியாவிட்டாலும் இளமை பருவத்தில் அமெரிக்கா நாட்டையே ஆட்சி புரிந்தார் மாரியப்பனை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி என்று சோர்வடைந்து விடிய விடவில்லை தடகள போட்டியில் பதக்கம் வென்றார் அவ்வளவு ஏன் விவேகானந்தரை எடுத்துக்கொள்வோம் விவேகானந்திர விவேகானந்தரிடம் வந்து ஒரு மேற்கிந்திய பெண்மணி ஐயா அனைவரும் என் அழகில் மயங்கி என்னை பின்தொடர்கிறார்கள் ஆனால் நானோ உங்கள் அறிவில் மயங்கி உங்களை பின்தொடர்கிறேன் நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் உங்களைப் போல அறிவாகவும் என்னை போல அழகாகவும் ஒரு குழந்தை பிறக்கும் என்றார் அதற்கு விவேகானந்தர் தாயே எனக்கோ முப்பது வயது தங்களுக்கோ இருபது வயது நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் நமக்கு குழந்தை பிறக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அதனால் நீங்கள் என்னையே உங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் அதை கேட்ட பெண்மணி வியந்து போனார் தனது லட்சியத்திலேயே குறிக்கோளாக இருந்தவர் விவேகானந்தர் அவர் அரசாங்கத்திடம் ஆண்களையோ பெண்களையோ குழந்தைகளையோ கேட்கவில்லை நூறு இளைஞர்களை என்னிடம் தாருங்கள் இந்த நாட்டு நாட்டையே நான் மாற்றி காட்டுகிறேன் என்றார் இதை பார்க்கும்போது தெரியவில்லையா இளைஞர்களின் லட்சியம் எந்த அளவிற்கு மேலோங்கி இருக்கிறது என்று இளைஞர்கள் லட்சங்களை தேடுகிறார்கள் லட்சியத்தை நிறைவேற்றவே லட்சங்களை தேடுகிறார்கள் இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சியத்தை நோக்கியே என்று கூறி வாய்ப்பளத்துமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி செகண்ட் வரலாமா I congratulate Gandhi world foundation Gandhi world ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்